hello friends welcome back to my channel you are வாட்சிங் ஆட்டோ மாஸ்டர் இன்றைக்கி நம்ம Bajaj new model Dominar four hundred பற்றி நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த பைக்கோட பிஃபோர் வேர்ஷனாக கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட மெயின் ஃபீச்சர்ஸாக நம்ம பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங் ப்ரீமியம் பாடி கலர் டிசைனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு அது என்ன கலர்னு நம்ம பார்த்தீங்கன்னா Aurora green and vine black கலர்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த பின் சேனல் ஏபிஎஸ்லாம் கொடுத்துருக்காங்க three twenty mm five class braking கொடுத்துருக்காங்க நல்ல பர்ஃபார்மன்ஸும் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதுக்காக நல்ல ஒரு சூப்பரான ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க and then super comfort designs கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் ஃபோக் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ரோஷன் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான ஒரு ஃபோர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மஸ்குலர் லுக்காக வந்து கொடுக்குது அது இல்லாமல் இது ட்வின் பேரல் எக்ஸாஸ்ட் வந்து சூப்பரான டிசைன்ஸ்னால மேல் பண்ணப்படுது பிஃபோர் ரோஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரல் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதோட சவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து ட்ரிங் சேனல் வந்து பேரல் கொடுத்ததுனால ரொம்ப பேஸ் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும்ன்ட்டு மேனுஃபேக்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க தென் இதோட இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீட் இன்ஜின் இருக்குது from zero to hundred kilometre per hour inches seven point one second seven point one செகண்ட்குள்ளே ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து ரீச் ஆகுன்றது சொல்லியிருக்காங்க இது இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி நம்ம பார்க்கும்போது above three seventy three point three cc இன்ஜினால் மேக் பண்ணப்பட்டிருக்கு single cylinder four stroke DOHC four valve liquid cool triple spark FI engine இது ஒரு ஃபீல் சப்ளை சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபீல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமாக தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதோட பவர் பார்த்தீங்கன்னா twenty nine point four kilo watt forty PS at eight thousand six fifty RPM and இதோட டார்க் பார்த்தீங்கன்னா thirty five newton metre at seven thousand ஆர்பிஎம்மாக இருக்குது இதோட கிளச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு நல்ல டவுன் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் எந்த ஒரு ஜெட்டிங் இல்லாமல் இருக்கும் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா six gear gear box then இது ஒரு சேஸ் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் இதோட ஃப்ரேம் டிசைன் பார்த்தீங்கன்னா பீம் டைப் பெரிமீட்டர் ஃப்ரேம்னால வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதில் ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் டெலிஸ் telescopic fork suspension about forty mm ப்ராட் யூஎஸ்டி ஃபோர்க்னால இது வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தென் இது rear suspension multi step adjustable shock சஸ்பென்ஷனால வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு தென் இதோட பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா three twenty mm disc and பேக்கில் டூ தேர்ட்டி எம்எம் டிஸ்க் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு தென் இதில் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் நீங்கள் பார்க்கும்போது hundred and eighty four kgs then இதோட டிஸ்பிளேஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஸ்பிளிட் ரிவர்ஸ் எல்சிடி டிஸ்பிளேஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு இந்த டிஸ்பிளேஸில் நம்ம என்ன நம்ம வியூவிங் பண்ண முடியும்னா ஸ்பீடோ மீட்டர் நம்ம வந்து பண்ணிக்கலாம் டேக்கோ மீட்டர் நம்மளுக்கு வியூவிங்காக இருக்கும் gear indicator fuel warning indicator fuel gauge and low oil indicator low battery indicator அது இல்லாமல் clock trip meter trip count இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் ஓவராலாக இதில் அப்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ரோ ஃபோர்க் டிசைன் அண்ட் பேக்கில் எக்ஸாஸ்ட் பேரல் டிசைன்ஸ் அண்டு சின்ன சின்ன டிசைன்ஸ் ட்வின் சேனல் லேபியர்ஸ் அந்த பாடியில் சின்ன சின்ன மஸ்கலர் டிசைன்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன அப்டேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இந்த பைக்கில் வந்து மெயினானது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் தான் வந்து நல்ல லுக்காக வந்து கொடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைக்கோட நான் ஓவராலாக வாக் அரௌண்ட் ரிவ்யூஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு give with thumbs up and if you want to say something about this video write in comment section thank you friends bye